அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு ஸோ கால்ஸ் வரும்போது நமக்கு கேண்டிலுடைய கலரும் சேஞ்ச் ஆகும் அப்படி தான் இப்போ நமக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு டைம் இப்போ பாருங்கள் ஒரு ten twenty eight thirty seven four fifty five point நைன்ட்டியில் பை பண்ணலான்னு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்க்குரிய லைன்ஸ் கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இப்போ நம்ம மார்க்கெட்னுடைய ஓப்பனிங்கை பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு ஒரு தேர்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் பண்ணுச்சு அங்கேருந்து continuous down thirty seven two hundred வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்குச்சு அதாவது ஒரு நைன் ஃபார்ட்டி டைம் இருக்கும் after thirty seven thousand two hundred market recovery பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு கண்டினியூஸாக நமக்கு இப்போ ஒரு டென் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பர் சைடில் பிரேக் அவுட் கிடச்சிச்சு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த சைடில் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும்போது நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதுவும் இல்லாமல் கால்ஸ் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கேண்டில்ஸ் இருக்குல்ல அதுக்கு ரீசன் ரீசன் என்னென்னா ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா செல் கால் அப்படி க்ளோசிங் இன்றைக்கி அப்படியே டவுனில் வந்து கண்டினியூ ஆனதுனால அந்த செல் கால்னுடைய கண்டினியூஷன் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ நமக்கு சேஞ்ச் ஆனதில் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை கால் ஸோ இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கால்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பை கால் தான் ஸோ அந்த பை கால்ன்றனால க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் இப்போ ட்ரேடிங் போகுது கேண்டிலுடைய கலர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ யார் வேணாலும் பார்த்தோன்னா புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஈஸியாக வந்து மார்க்கெட் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடணும் அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும் thirty thirty seven four fifty five point ninety so இதான் என்ட்ரி பாயிண்ட் அங்கே தான் ட்ரேடிங் போகுது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் அதே ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடலாம் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் என்ன ஷோ பண்ணுதுன்னா thirty seven thousand five hundred and forty nine point fifty so difference பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் இருக்குது இந்த நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல் டவுனில் இருக்குது நியூஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார் ரிலேட்டட் நியூஸ் தான் இன்னமும் வந்து மோர் தேன் ஒன் வீக்காக அந்த வார் ரிலேட்டட் ரிலேட்டட் நியூஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டை ஸோ என்ன தான் நம்ம வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ட்ரேடிங் தான் ஃபண்டமெண்டல் நியூஸும் தெரிஞ்சுக்கிட்டால் மார்க்கெட்னுடைய அப்டேட்ஸ்லேயும் நம்ம வந்து இருக்க முடியும் ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு டைம் வந்து ஒரு டென் தேர்ட்டி நமக்கு எப்போ இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது டார்கெட்டாக இல்லை லாஸாக ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு பைக்கால் கிடச்சது இப்போதைக்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா thirty seven five hundred range இந்த ரேஞ்ச் கிட்ட தான் கொஞ்சம் நேரமாகவே ஸ்ட்ரகிள் ஆகி ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு அது ஃபைனலாக பிரேக் அவுட் பண்ணி இப்போ தேர்ட்டி செவன் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே ரைஸ் ஆகி தேர்ட்டி செவன் ஃபைவ் சிக்ஸ்டி வந்து ரீச் ஆயிருக்கு ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்தது ஃபைவ் சிக்ஸ்டி போய் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபியூச்சரில் வந்து ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச பைக்கால் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு bank Nifty thirty seven thousand call option so இந்த வைக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மந்த் அண்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிரி ஆகுது அதனால் மந்த் அண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம் so thirty seven thousand call option வந்து செவன் சிக்ஸ்டியில் வந்து நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் மொமெண்டம் கிட்ட கொடுத்துருக்கு இது thirty seven five hundred call option ஒரு out of the money at the money to out of the money அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டியில் வந்தது ஃபோர் நைன்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்கு மார்க்கெட் ஆனால் இப்போ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் திடீர்னு டக் டக்குன்னு ரைஸ் ஆகி செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படி செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணதுனால நமக்கு இங்கே பார்க்குறக்கு ஏதோ out of the money option வந்து நூறு பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்த மாதிரி இருக்குது ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு நியூஸ் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் பேக் ஒரு நியூஸ் வந்துச்சு ஐடிபிஐ பேங்க் ஸ்டேக் சேலை பற்றி கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க இன்னும் நைன் மந்த்ஸ்லன்ற மாதிரி ஒரு நியூஸ் அந்த நியூஸ் வந்ததுக்காண்டி டக் டக்குன்னு மார்க்கெட் ரைஸ் ஆகி ஒரு பெரிய மொமெண்டம் வெறும் பேங்க் நிஃப்டி தான் ஏறி இருக்குது நிஃப்டி வந்து பெருசாக ஏறல பெரிய மொமெண்டம் தரல பேங்க் ரிலேட்டட் நியூஸ் அதனால் பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் காட்டுறோம் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு டேரக்ட் ஆப்ஷன்லேயும் இந்த மாதிரி கால்ஸ் வரும் என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம் ட்ரெண்ட் என்ன அப்படின்றது வந்துடும் ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் ஸோ நிஃப்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு seventeen thousand hundred and seventy three point seventy so இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஹாரட் மேலே ஷோ பண்ணுறது seventeen thousand two hundred and sixteen point sixteen show பண்ணுது நமக்கு ஒன் செவன்ட்டி த்ரீல வந்தது டூ சிக்ஸ்டீன் போய் அச்சீவ் பண்ணுதான் அதாவது ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் மேலே மொமெண்டம் கிடைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இது நமக்கு பைக்கால் கிடச்ச ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ்லேயே நைன்ட்டி பர்சன்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு பட் அகைன் மார்க்கெட் டவுன் ஒரு டென் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா பையிங் ரேஞ்ச் வந்திருக்கு வந்துட்டு இப்போ தான் ரெக்கவரி பண்ணி மேலே வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு வரும்போதே இந்த seventeen two fifteen break out பண்ண முடியல டூ ஒன் ஃபைவை ஸோ அகைன் இப்போயும் பாருங்கள் டூ ஒன் ஃபைவ் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கு மார்க்கெட் ஸோ அந்த டூ ஒன் ஃபைவ்க்கு மேலே போச்சுனாலே ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணிடும் ஒரு ஒன் பாயிண்ட் கேம் மாதிரி போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில் ஸோ நிஃப்டிலையும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கால்ஸ் பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ நமக்கு டென் ஃபார்ட்டிக்கு கிடைச்ச பை கால் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு ஸோ இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணி டூ எயிட்டின் வரைக்கும் போயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ